wake Hear the birds and see the sun Side by side our fears are done hello buddies எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரிசார்ட்டான நம்ம ஏற்காடில் இருக்கிற த கிரேட் ட்ரைல்ஸ் ரிசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணி சுற்றி பார்க்க போகிறோம் so come on let's go நம்ம ரெசார்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி ரூம் செக்இன் பண்ணிட்டோம் அங்கே இருக்கிற பெட்ரூமில் தான் உட்காந்து நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன் இந்த ரெசார்ட்டில் இருக்கிற amenities activities and room types எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்துடலாம் நம்ம கிரேட் ட்ரைல்ஸ் ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ஏற்காடோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது அதாவது நீங்கள் சேலம்லேருந்து ஏற்காடு வரீங்கன்னா லேக்குக்கு முன்னாடி நமக்கு வந்து கிரேட் ட்ரைல்ஸ் ரெசார்ட் வந்துடும் ரோட்டு மேலேயே தான் இருக்குது ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் நான் கிரேட் ட்ரைல்ஸ் ரெசார்ட்டோடைய எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம கிரேட் ட்ரைல்ஸ் ரெசார்ட்டில் ஒய்ஃபை ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணி அதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் நானுமே வந்து அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சூப்பராக இருக்குது நம்ம ரெசார்ட் ரிசப்ஷனுக்குள்ளே என்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வெல்கம் ரிச்சுவல் பண்ணாங்க அங்கே நமக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது வந்து புளிப்பு மிட்டாய் ஓகேங்களா இதுவும் நமக்கு கொடுத்தாங்க ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவங்க இது கொடுப்பாங்கன்னு ரொம்பவே யூனிக்காக இருந்தது ஸ்கை வாக் ஆக்சுவலாக கிரேட் ட்ரையல்ஸில் இருக்கிற one of them unique and main அட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா ஸ்கை வாக் தான் லைக் ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும் கிளாஸ் பிரிட்ஜ் ஸோ அங்கேருந்து வியூவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆல்சோ அதில் நடக்கிறது வந்து ஒரு ஒரு சின்ன த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஹைட் பயமாக இருக்கிறவங்களுக்குலாம் அதில் நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் ஸோ அந்த பிளேஸை போய் பார்த்தலாம் இங்கே வரவங்க எல்லாருமே அந்த பிளேஸில் நின்று கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ வச்சு எடுத்துருவாங்களாம் ஸோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் நேற்று நான் விசிட் பண்ணேன் பட் இருந்தாலும் ஏர்லி மார்னிங் உங்களுக்கு காமிச்சா இன்னும் சூப்பராக இருக்குமேங்கிறதுக்காக ஏர்லி மார்னிங் வந்து உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் சொன்ன அந்த பிரிட்ஜு ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அந்த கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு அங்கே நடந்து நான் காட்டுறேன் ஹாவ் வேறு லெவலில் இருக்குல்ல இந்த சைட் பாருங்கள் வியூவை சூப்பராக இருக்குது ஸோ அந்த பாயிண்டில் நின்று தான் நம்ம ஃபோட்டோஸ் நிறையா பேர் எடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அது அங்கே தான் இதுதான் நான் சொன்ன அந்த ஃபோட்டோ பாயிண்ட் இந்த பிளேஸில் நம்ம போயிட்டு இங்கேருந்து வியூவும் நம்ம அழகாக பார்க்கலாம் ஆல்சோ இந்த ஸ்டார் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இங்கே நின்று ஒரு அழகான ஃபோட்டோவும் நம்ம எடுக்கலாம் இண்டோர் பிளே ஏரியா நம்ம கிரேட் ட்ரைல்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பேஷியஸான ஏகப்பட்ட கேம்ஸோட கூடிய ஒரு சூப்பரான இண்டோர் பிளே ஏரியா வச்சுருக்காங்க இதில் தனியாக உங்களுக்கு வந்து கிட் ஜோனும் இருக்குது அதாவது ரொம்ப சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு தனி செக்ஷனும் வச்சுருக்காங்க அங்கே அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இது உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் நைட் ஒரு மணிக்கு போய் இண்டோர் கேம்ஸ் விளையாடணுன்னா கூட விளையாடலாம் ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க போயிட்டு என்னென்ன கேம்ஸ்லாம் நமக்கு விளையாடுறதுக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம விளையாடிட்டு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க என்னுடைய ட்ராவலை பற்றி லைவாக தெரிஞ்சுக்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதாவது இன்ரூம் டைனிங் பண்ணலான்னு அப்படி அழகாக வியூ பார்த்துட்டே காஃபி குடிக்கலான்னு us crazy But things are finally right With you and I the future is bright great ட்ரைல்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிம்மும் இருக்குது இங்கே ஃபுட் பொறுத்த வரை பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது ஸோ நீங்கள் நார்மலாக சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ராவாக தான் சாப்பிடுவீங்க ஸோ நம்ம ஃபிட்டாகவும் இருக்கலாம் அதிகமாக சாப்பிட்டுக்கவும் செய்யலாம் அப்படி ஜிம்மை சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவோம் டிஜே கிரேட் ட்ரெயில்ஸில் பார்த்தீங்கன்னா டிஜே அரேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் போல் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்க போகுது அதை தான் நம்ம இப்போ போய் அட்டன் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் உடம்பு <laughs> சரியில்லை என் ஃபேஸ் இந்த வீடியோவில் நிறைய இடத்துல டல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதாவது ஃபோர்த்து ஃப்ளோருக்கும் மேலே வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ சூப்பராக அங்கேருந்து வியூ நமக்கு தெரியும் டிஜே வேறு லெவலில் தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக சாங்கோட சவுண்ட்லாம் வந்து இங்கே கேட்குது அந்த மியூசிக்கோட சவுண்ட்லாம் இங்கே கேட்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம சேலம் எஸ்எஸ் டிராவல் பார்த்தீங்கன்னா ஏற்காடுக்கு ப்ரைவேட் டூர் பேக்கேஜஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் ஹனிமூன் ட்ரிப் ஃபேமிலி ட்ரிப் இல்லை பேச்சுலர் ட்ரிப் எது போகிறதா இருந்தாலும் சரி உங்கள் தேவைக்கேற்ப அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் Thank you. கெஸ்ட் எல்லார் கையிலையும் ஒரு கோலாட்ட ஸ்டிக் கொடுத்து அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் பண்ண சொன்னாங்க ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து செம்மையாக வந்து டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நீங்கள் கிரேட் ட்ரையல்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆக்டிவிட்டியை ட்ரை பண்ணுங்க ரெஸ்டாரண்ட் நம்ம கிரேட் ட்ரைல்ஸ் ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மல்டி கியூசின் ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸோ அங்கே தான் நம்ம லஞ்ச் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட போகிறோம் ஸோ போயிட்டு ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு அண்ட் ஃபுட் ஆல்சோ டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குற டிஷ் பார்த்தீங்கன்னா bell pepper cheese Mexican soup taste பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குல்ல நல்லா சீஸியாக சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ லைட்டாக அந்த காரம் வருது செம்மையாக இருக்குது ஸோ நமக்கு மோஸ்ட்லி வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் எல்லாம் வந்துருச்சு இது மட்டும் நான் வெஜிடேரியன் இது பார்த்தீங்கன்னா குக்கும்பர் சாலட் இது பார்த்தீங்கன்னா பால் கட்டி கொத்துக்கறி குழிப்பணியாரம் இது வந்து salad with mint chutney and இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அயன் பாக்ஸ் ஷேப்பில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சிஸ்லர் மாதிரி இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வெஜ்ஜு பன்னீர் அங்காரி டிக்கா அண்ட் இது பார்த்தீங்கன்னா சஃப்ரானி மூர்க் டிக்கா ஸோ எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கிரேட் ட்ரைல்ஸில் ஃபுட் வர அல்டிமேட்டாக இருந்ததுன்னு தாங்க சொல்லணும் ஒவ்வொரு டிஷ்ஷும் அவ்வளோ குவாலிட்டி குவாலிட்டியாக அண்ட் டேஸ்டியா செஞ்சுருந்தாங்க சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாயில் கரைஞ்சது அவ்வளோ பட்டரியாக அவ்வளோ சூப்பராக குக் பண்ணியிருந்தாங்க பன்னீரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா ரொம்பவே அருமையாக இருந்தது குழிப்பணியாரம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியா உள்ளே பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எல்லா டிஷ்ஷஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு மெயின் கோர்ஸ் வந்துருச்சு ஸோ இங்கே நமக்கு என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்கா சப்ஜி மோத்தி மக்னி கொண்டையம்பள்ளி காய்கறி சாதம் அண்ட் இது பார்த்தீங்கன்னா சிக்கன் வடசட்டி சோறு ஸோ எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஃபுல்கா பயங்கர சாஃப்டாக அந்த வெஜ் கிரேவியோட தொட்டு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்தது நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் கொண்டையம்பள்ளி காய்கறி சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக செஞ்சுருந்தாங்க சிக்கன் வடசட்டி சோறு என்னுடைய ஃபேவரட் ஸோ நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெஸ்டாரண்ட்டோட வாஷ்ரூம் பாருங்கள் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குன்னு நம்ம நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா hot garlic chicken paneer butter masala butter naan ஃபைனலாக சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம் லாஸ்ட்டாக டெசர்ட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் சிஸ்லிங் ப்ரௌனி லஞ்சில் எப்படி எல்லா டிஷ்ஷஸும் பர்ஃபெக்டாக குக் பண்ணி எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாங்களோ அதே மாதிரி தான் டின்னரும் எல்லா டிஷ்ஷஸுமே அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருந்தது ஃபுட்டுடைய குவாலிட்டி தாங்க ஐஸ் இங்கே மெயினே அந்த குவாலிட்டியை நீங்கள் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் காரம் இல்லாமல் அதுக்குன்னு சப்புனும் இல்லாமல் பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் போல் ஆகுது நமக்கு ஜிஆர்டி கிரேட் ட்ரையல்ஸில் ட்ரெக்கிங் ஆக்டிவிட்டியும் இருக்குது ஸோ நம்ம இப்போ ட்ரெக்கிங் தான் போக போகிறோம் ஸோ எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் லக் இருந்தால் நம்ம பைசன் கூட பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் பார்க்க முடிஞ்சா நான் உங்களுக்கு அதையும் ஷூட் பண்ணி காட்டுறேன் நம்ம கிரேட் ட்ரையல்ஸில் கிரேட் சம்மர் சில்லர்ஸ் பேக்கேஜ்னு ஏப்ரல் டு ஜூன் வந்து இங்கே ஒரு பேக்கேஜ் வச்சுருக்காங்க அந்த பேக்கேஜோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ட்ரெக்கிங் போகிறனால நமக்கு கையில் வந்து ஒரு பெரிய ஸ்டிக் கொடுத்துட்டாங்க நான் கையில் கொண்டு வரல அப்பா கையில் தான் ரெண்டு ஸ்டிக்கும் இருக்குது ஸோ நம்ம இப்போ ரோட்டில் போகிறனால நமக்கு தேவைப்படாது லைக் இந்த மாதிரி நம்ம ஏறும் போது தேவைப்படும் ஏர்லி மார்னிங்கில் இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் ஃபீலு ஆக்சுவலாக எனக்கு ஏர்லி மார்னிங் தான் போக பிடிக்கும் அதாவது சன்ரைஸ்க்கு முன்னாடியே வந்து ட்ரெக் ஸ்டார்ட் ஆகிடும் லைட்டாக உங்களுக்கு விடியுது பார்த்திங்களா அந்த டைமில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் வெயில் டைமில் போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது ட்ரெக்கிங்னால் இந்த மாதிரி ஒரு வெதரில் போனால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் காய்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம்னு சூப்பராக இருக்குது இந்த பாத்வே um, இந்த இலைகள்லாம் கீழே கிடக்கு பார்த்தீங்களா அதுதான் இந்த ரோடுக்கே அழகு சேர்க்குது ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஃபி பிளான்டேஷன் தான் இந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு காஃபி பிளான்டேஷன் தான் இருக்குது ஆக்சுவலாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான் இந்த ட்ரெக்கிங் போகிற ரூட்டில் ஸோ அங்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் வியூ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ட்ரெக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் பக்கம் வரும் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபால்ஸ் இருக்குது பட் நாங்கள் சம்மரில் போனனால அங்கே தண்ணி இல்லை யூஸ்வலாக அங்கே தண்ணி இருக்கும் போது இங்கே ட்ரெக்கிங் வர கெஸ்ட் எல்லாருமே அங்கே குளிப்பாங்களாம் ஸோ அதை தாண்டி கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது ஸோ நம்ம ஏற்காடோடைய டுவெண்ட்டி ஹேர்பின் பென்ஸும் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து தெரியும் அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே நம்மளை ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு வந்து கையில் நமக்கு ஸ்நாக்ஸும் அவங்க கொடுத்துட்றாங்க ஸோ அந்த வியூ பாயிண்ட்டில் உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அந்த வியூவை பார்க்கும்போது இருந்த ஃபீலே வேற லெவல்னு தான் சொல்லணும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க வெஜ்ஜில் நான்வெஜ்ஜில் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட dessert items fruit salad vegetable salad நீங்கள் எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தது தோசையில் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க ஸோ ஓவராலாக பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருந்தது நல்லா டேஸ்டியான ஆல்சோ குவாலிட்டியான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அவுட்டோர் ப்ளே ஏரியா ஆக்சுவலாக அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா இண்டோர் மாதிரியே ஏகப்பட்ட கேம்ஸ் வச்சுருக்காங்க லைக் பலூன் ஷூட்டிங் வச்சுருக்காங்க இங்கே ஒரு ஆம்பி தியேட்டர் இருக்குது அந்த சைடில் வந்து ஒரு இண்டோர் ஸ்டேடியம் மாதிரி வச்சுருக்காங்க ஆல்சோ ரோப் கோர்ஸ் இருக்குது தென் ஜிப் லைனிங் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன் பை ஒன் பார்க்கலாம் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது ஸோ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பலூன் ஷூட்டிங் இருக்குது அதையும் ட்ரை பண்ணுவோம் பார்க்க போறது ரூம் டைப்ஸ் ஆக்சுவலா கிரேட் ட்ரைல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபோர் கேட்டகரிஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்கு first one valley view second trails view third panorama view and ஃபைனலா பாத்தீங்கன்னா penthouse so penthouse தான் உங்ககிட்ட இருக்கிறதுலே ஹையர் கேட்டகரி ஃபர்ஸ்ட் நம்ம பென்ட் ஹவுஸ் பார்த்துடலாம் பென்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லக்ஸூரியஸான ரூம் இங்க உங்களுக்கு ஃப்ரூட் பேஸ்கெட் ஸ்நாக்ஸ் பேஸ்கெட்னு அவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஆல்சோ ரூமும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமா இருந்தது ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் வச்சிருந்தாங்க ரூம்ல தனியா உங்களுக்கு லிவிங் ஏரியா வச்சிருந்தாங்க தனி பெட்ரூம் தனி ட்ரெஸ்ஸிங் ரூம் ரூம் ஸோ ஓவராலாக ரொம்ப அருமையாக இருந்தது We know what also bathroom பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பேஷியஸாக நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த பாத்ரூமில் இருக்கிற மெயின் ஹைலைட்டே ஜக்கூசி தான் ரெண்டு பேர் தாராளமாக உட்காந்து குளிக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான பெரிய ஜக்கூசி வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த ரூமுடைய இன்னொரு ஹைலைட் என்னன்னா இங்க இருக்கிற பால்கனி தான் காய்ஸ் இந்த பால்கனில இருந்து தெரியற வியூ சான்ஸே இல்ல அவ்வளோ அழகா இருந்தது ஸோ பென்டோஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு சீரியஸா சான்ஸே இல்ல இன்னைக்கு நைட் நம்ம வந்து பென்டோஸ்ல தான் ஸ்டே பண்ண போறோம் ஸோ நம்ம ஜக்கூசி யூஸ் பண்ணி பார்க்கலாம் நேத்து நைட் வந்து நம்ம ஸ்டே பண்ணது ட்ரையல்ஸ் வியூ ரூம் அதுவுமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது பட் பென்டோஸை பொறுத்தவரை பயங்கர இம்ப்ரெசிவ் ரொம்பவே ஒரு அழகான சூப்பரான ஆம்பியன்ஸ் உள்ள ஒரு ரூம் எல்லாமே பயங்கர நீட் நீட் அண்ட் கிளீனாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக ரெனோவேஷன் ஒர்க்லாம் கூட இப்போ தான் ரீசெண்டாக நடந்ததாக சொன்னாங்க ஸோ வெல் மெயின்டைன்ட் பர்ஃபெக்டாக இருக்குது ரூம் ஸோ ஒன் டைம் ஆச்சும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரூமில் ஸ்டே பண்ணி பார்க்கணும் ஸோ அப்போ தான் அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் எவ்வளோ செலவு பண்ணுறோம் பட் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ஸ்டே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் இப்போ நம்ம செகண்டாக பார்க்க போகிறது valley view room can weather any storm sleep. Menu card நம்ம ஸ்கேன் பண்ணி ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம் மெனுலேருந்து ஆல்சோ ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து நீங்கள் வீடியோ ஷாப்பிங் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு காட்டுற ரூம் டூர்ஸ் எல்லாமே ஆஃப்டர்நூன் டைமில் காட்டுறேன் அதுவும் சம்மர் ஆஃப்டர்நூன்ல ஸோ வியூ பார்க்கும்போது ரொம்ப வெயிலாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் ஏர்லி ஈவினிங்லயோ பார்க்கும் பார்க்கும்போது வேற லெவலில் தெரியும் நான் பென்ட் ஹவுஸ்லேருந்து உங்களுக்கு ஈவினிங்கும் நாளைக்கு மார்னிங்கும் ஷூட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஆல்சோ நீங்கள் வின்டர் டைம்லயோ இல்லை வந்து மான்சூன் டைமில் அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா இங்கேருந்து வியூ பார்க்க சான்ஸே இல்லை பச்சை பசேல்னு அவ்வளோ பசுமையாக கண்ணுக்கே அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் பட் சம்மரில் வந்தாலும் அதே வைப நீங்கள் early morning and evening sunset ஆகிறப்போ ஃபீல் பண்ணலாம் have, let's hold on tight தேர்டாக நம்ம பார்க்க போகிறது பேனோராமா வியூ ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கான் அதில் நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பார்த்துடலாம் Crazy, but things are finally right. With you and I, the future is bright. Panorama ரூமில் நம்ம வந்து இப்போ செகண்ட் டைப் பார்க்க போகிறோம் இது ஆக்சுவலாக இப்போ புதுசாக அவங்க வந்து ரெனோவேட் பண்ண ஒரு ரூம் ஆக்சுவலாக நம்ம அதில் பார்க்கும்போது கீழே வந்து நமக்கு யூ தெரிஞ்சது கிளாஸ் ஃப்ளோர் வந்து கீழே இருந்தது இல்லையா இதில் வந்து சீலிங்கில் இருக்குது ஸோ இது ஒரு பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் ஆல்சோ இங்கே வந்து ஜக்கூசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் ஆல்சோ பால்கனியும் பார்த்தீங்கன்னா விட கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது பார்க்கும்போது மேலே வியூ தெரியுது பட் கேமராவில் ஃபுல்லாக கிளேர் அடிக்குது ஆல்சோ ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால மேலெலாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது ஸோ அந்த ஒர்க்லாம் முடிஞ்சோன்னே அவங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் படுத்துக்கிட்டு ஜாலியாக மேலே வந்து பார்த்து வானத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு சைடில் வந்து வியூ பார்த்து ரசிச்சுக்கிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் ஸோ நிறைய பேர் அந்த மாதிரிலாம் விரும்புவாங்க இல்லையா அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் கீழே வேணுங்கிறவங்க டைப் ஒன்று எடுத்துக்கோங்க மேலே பார்த்துட்டு குளிக்கணும்னு நினைக்கிறவங்க டைப் டூ எடுத்துக்கோங்க இங்கே எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஜகோசி இருக்குது அது ஒரு மெயின் அட்ராக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது லிஃப்ட்டில் வந்தோம் பட் கீழே இறங்கும் போது இந்த கார்டன் ஏரியா வழியாக நம்ம கீழே இறங்கிட்டுருக்கோம் இது சூப்பராக இருக்கும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு ஒரு பெஞ்சஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ இங்கேயே உட்காந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இது ஒரு மினி கார்டன் ஏரியா மாதிரி நான் சிட் அவுட் ஏரியா மாதிரி சொன்னேன் இல்லையா ஸோ இங்கே பாருங்கள் அழகாக பெஞ்சஸ்லாம் போட்டிருக்காங்க அதே மாதிரி நமக்கு மேலேயும் இருக்குது அதுதான் நான் உங்களுக்கு அங்கேருந்து காமிச்சேன் ஸோ அங்கேருந்து நம்ம கீழே இறங்கி நடந்து வந்தோம் ஆல்சோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் அழகாக இதுவும் ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வந்தீங்கன்னா அழகாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம் நம்ம கிரேட் ட்ரையல்ஸில் எப்போவுமே ஈவினிங் ஒரு ஃபோர் டு ஃபைவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கை வாக் பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துல வந்து டீ வித் ஸ்நாக்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க டெய்லி ஸோ நேற்று வந்து நம்ம போகலை இன்னைக்கு வந்து நம்ம போயிட்டு டீ பிரேக்கு எப்படிலாம் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு வரலாம் Hear the birds and see the sun Side by side our fears are done All the good times just begun Oh, we know what we have, let's hold on tight Found what we're looking for in life Call us crazy, but things are finally right guys ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளால் ட்ரையல்ஸ் வியூ ரூம் மட்டும் ஷூட் பண்ண முடியல ஆக்சுவலாக ஃபஸ்ட் டே நம்ம அங்கே தான் இருந்தோம் பட் அதை யூஸ் பண்ணிட்டனால உங்களுக்கு காட்டுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காதுன்னு நெக்ஸ்ட் டே ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தது பட் இந்த ரூம்ஸ்லாம் நம்ம ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நியூ கெஸ்ட் வந்து அங்கே செக் இன் ஆகிட்டாங்க ஸோ நம்மளால் அங்கே ஷூட் பண்ண முடியல இட்ஸ் ஓகே பரவாயில்ல பட் நீங்கள் நார்மலாக ஜிஆர்டி ஹோட்டல்ஸில் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே அவங்க நிறைய பிக்சர்ஸ் வந்து போட்டிருக்காங்க வெப்சைட்டோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு அதில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் ட்ரையல்ஸ் வியூ ரூமுடைய ஃபோட்டோஸ் நம்ம இப்போ பென்ட் ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஷிஃப்ட் ஆகிட்டோம் ஸோ நைட் நம்ம வந்து ஜக்குசி யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பென்ட் ஹவுஸ்லேருந்து வியூவை பாருங்கள் ஈவினிங் ஒரு செவன் போல் ஆயிடுச்சு ஸோ சேலம் சிட்டியோட வியூ நம்ம பென்ட் ஹவுஸ் பால்கனிலேருந்து வேற லெவலில் தெரியுது நம்ம பென்ட் ஹவுஸில் இருக்கிற டெலிவிஷனுடைய ஒரு மெயின் ஹைலைட் என்னென்னா நீங்கள் இதை லிவிங் ஏரியாலேருந்து பார்க்குற மாதிரி இப்போ செட்டப் இருக்குது சப்போஸ் நீங்கள் பெட்ரூம்லேருந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா நமக்கு டிவி ரொட்டேட் ஆகுது பாருங்கள் ஸோ அப்படியே நம்ம இந்த சைடுக்கு திருப்பி ஸோ பெட்ரூம் சைட் திருப்பியாச்சு இப்படியும் நீங்கள் வந்து டிவி பார்க்கலாம் அங்கே பாருங்கள் ரொட்டேட் ஆகுது பாருங்கள் ஸோ ஃபைனலாக நம்ம ஜக்கூசியில் என்ஜாய் பண்ணலாம் காய்ஸ் ஆக்சுவலாக ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து வாட்டர் திருவிட்டுட்டேன் ஸோ வாட்டர் ஃபில் ஆகிட்டுருக்கு ஃபில் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஓகே காய்ஸ் தண்ணி ஃபில் பண்ணியாச்சு அப்படியே உள்ளே இறங்க வேண்டியது தான் எல்லாம் வார்மாக இருக்குது தண்ணி பயங்கர ரிலாக்ஸ்டா இருக்கு ஆக்சுவலா அதில் ரெண்டு பேர் வரைக்கும் குளிக்கலாம் ஸோ அதனால இங்க பாருங்க ரெண்டு இடத்துல நமக்கு சாஞ்சிக்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் வரைக்கும் தாராளமா அதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்க கப்பலாக வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம் ஏர்லி மார்னிங் இப்போ ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் ஆகுது நம்ம பென்ட் ஹவுஸ்லேருந்து ஏர்லி மார்னிங் தெரிகிற வியூ இதுதான் நமக்கு சன்செட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நேற்று அங்கே தான் ஆச்சு நம்ம மேலேருந்து பார்த்தோம் ஸோ அங்கே போயிட்டு அந்த இடத்துலேருந்து தான் நம்ம வந்து சன்செட் பார்த்தோம் நேற்று சன்ரைஸ் நமக்கு இந்த சைடு வரும் பட் இங்கே பெரிய ஒரு மலை இருக்கிறதுனால நமக்கு லேட்டாக தான் தெரியும் சன்ரைஸ் ஆகிறது நம்ம கிரேட் ட்ரைல்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெக்டாக்குலரான இன்ஃபினிட்டி பூல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து நமக்கு தெரிகிற வியூ சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்தது பெரியவங்க சின்னவங்க ரெண்டு பேருமே குளிக்கிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இந்த ஸ்விம்மிங் பூலே அவங்க கட்டியிருக்காங்க ஆல்சோ ஸ்விம்மிங் பூலை நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்திலேயே போதி ஸ்பான்னு ஒரு அமேசிங்கான ஸ்பாவும் வச்சுருக்காங்க இவங்க கிட்ட ஏகப்பட்ட தெராப்பிஸ் இருக்குது நான் பார்த்தீங்கன்னா ஃபுட் மசாஜ் பண்ணேன் ரொம்பவே அருமையாக பண்ணாங்க பயங்கர ரிலாக்ஸ்டாக இருந்தது ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக போதி ஸ்பாவில் ஏதோ ஒரு தெராப்பி ட்ரை பண்ணி பாருங்கள் oh. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேலம் ராக் பார் எஸ் நம்ம கிரேட் ட்ரைல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார் ஃபெசிலிட்டியும் உண்டு ரொம்பவே ஒரு அருமையான ஆம்பியன்ஸில் இவங்க ஒரு பார் வச்சுருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ராக் தீமில் வச்சுருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது Future is bright ஓவராலாக கிரேட் ட்ரெயில்ஸில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பெக்டாகுலரான லொக்கேஷன் இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை வியூக்காகவே நீங்கள் இந்த ரெசார்ட்டுக்கு வரலாம் அப்படி தான் சொல்லணும் ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது லொக்கேஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ கைட் பண்ணுறாங்க நம்மளுக்கு அவ்வளோ சர்வீஸ் பண்ணுறாங்க ஸோ ரூம் சர்வீஸ்லேருந்து ரெஸ்டாரண்ட்டில் ஆக்டிவிட்டீஸில் மெயினாக நம்மளுடைய மேனேஜர் சக்திவேல் சார் சூப்பராக நமக்கு கைடன்ஸ் கொடுத்தாரு ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இல்லையா அவ்வளோ நல்லா எங்களை பார்த்துக்கிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஷெஃப்க்கு ஒரு பெரிய சல்யூட் தான் சொல்லணும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியான நல்ல குவாலிட்டியான ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூம் நீங்களே பார்த்துருப்பீங்க உங்கள் கண்ணால் ரூமை எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக அவ்வளோ ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸில் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பயங்கர லக்ஸூரியஸாக ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் வச்சுருந்தாங்க ரூம் பொறுத்தவரை சான்ஸே இல்லை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் ஆக்டிவிட்டீஸ் பொறுத்தவரை நமக்கு கிரேட் ட்ரையல்ஸில் பஞ்சமே இல்லை indoor play area out outdoor play area ட்ரெக்கிங்னு சொல்லிட்டு பல ஆக்டிவிட்டிஸ் இங்கே இருக்குது ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்